எல்ஷுடாய் மினிஸ்ட்ரீஸ் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாள் இந்த கிறிஸ்மஸின் ஒரு செலிப்ரேஷன் in ஒரு நாள் we like to welcome everyone for this Christmas celebration at El Shaddai Ministries here in Singapore. We want to thank God for God giving us this time that we could come into His presence and that we could enjoy the birth of Jesus, the real birth of Jesus, that is, Jesus has born into our lives. அகினால் இந்த நாளிலே கூட வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெபத்தோடு இந்த நாளிலே கூட இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலோக தக தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே தர்மியான நல்ல மாலவழியிலே உடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்து பிறந்ததை உலகம் எங்கும் இன்றைக்கு அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் உலக ரட்சகர் உலக நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் சொல்லி வருகிறார்கள் செலிப்ரேட் பண்ணுகிறார்கள் உண்மை ஆராதிக்கிறார்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே கூட இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாய் ஆண்டவரை இருக்கிற இந்த நாளின் இந்த மால வேலையை என்னுடைய சமத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த நேரம் இந்த சமயம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும் எங்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் ஒரு மகிழ்ச்சியினாலே நாங்கள் கொண்டாடியுமே நாங்கள் துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பரலோக பிதாவே ஆமேன் எல்லாரும் எழுந்தி நிற்போமா ஒரு பாடலை பாடுவோம் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தார் ஐயா என்கிற அருமையான பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம் பாடி நாம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நிக்கவே பூலோகம் வந்தாரையாம் மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவாயை சுமந்தாரையாம் சமாதான பிரபுவின் பிறந்த நாள் இந்நாளை கொண்டாடுவோம் கரங்களை தண்ணி பாடுவோமா me. Happy Christmas to Paradise and Yosemite. Come on, Merry, Merry Christmas. Happy, Happy Christmas. Paradise and Yosemite. சமாதான பிரபுவின் பிறந்த நாள் நாளை கொண்டாடுவோம் நாடு Come on everyone together ஆதான பிரபுக்கு பிறந்த நாள் நாளை கொண்டாடு Come on Happy Christmas சமாதான சந்தோஷம் சந்தோஷமே சமாதான சந்தோஷமே Come on, just give a clap offering to Jesus. இந்த பாடல் நான் எழுதின பாடல் கிறிஸ்மஸ் பாடல் பிறந்தாரே பிறந்தாரே இயேசு பிறந்தாரே தந்தாரே தந்தாரே தன் மகனை தந்தாரே இந்த பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் பிறந்தாரே பிறந்தாரே இயேசு பிறந்தாரே தந்தாரே தந்தாரே தன் மகனை தந்தாரே பிறந்தாரே பிறந்தாரே இயேசு பிறந்தாரே பாவ சாப உலகினில் வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே சீரந்தாரு வெற்றி சீரந்தாரு வெற்றி சீரந்தாரு வெற்றி சீரந்தாரு Firenze மகிழ்ச்சியாய் மாற்றினாரே பிறந்தாரே இயேசு பிறந்தாரே பிறந்தாரே பிறந்தாரே இயேசு பிறந்தாரே தந்தாரே தந்தாரே தன் மக்கமான எல்லாரும் சேர்ந்தா பிறந்தாரே பிறந்தாரே பாவசாப உலகினில வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரு வெற்றி சிறந்தாரு ஒன் மச்சான் வெற்றி சிறந்தாரு வெற்றி சிறந்தாரு வெற்றி சிறந்த வெற்றி சிறந்தாரு வெற்றி சிறந்தாரு ஒரு முறை உங்கள் யாவரையும் எல்ஷடாய் ஊழியங்களின் சார்பாக சிங்கப்பூரில் இருக்கும் அருமையான திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் Put our hands together and invite Pastor Asha. Pastor Asha is my wife. She will come up on the stage and she will lead the program now. Thank you, Apostle Christopher. It is good to see you in the house of the Lord, and even this afternoon, I welcome each and every one of you to Al Shaddai Ministry Singapore. The senior pastor is Apostle Christopher Devadas, and today we have lined up for you a very interesting event where we are going to showcase the birth of Christ. In Luke chapter 2, verse 11, it says, For today in the city of David, there was as and is born for you a savior who is called Christ the Lord. And tonight our Sunday school children will be performing for us a dance, a dance and the dance is called Artikuti. When Jesus Christ was born and that day, the animals begin to rejoice because why? A savior has been born on this earth. Thank you. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது அற்பரித்து ஆய கூட்டம் பாட்டு பாடுது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது அற்பரித்து ஆய கூட்டம் பாட்டு பாடுது மேசியா பிறந்தார் மேசியா பிறந்தார் மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார் மேசியா பிறந்தார் மேசியா பிறந்தார் மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார் ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது அந்த chapter 1, verse 21, he says, She will bear a son, and you shall call the name Jesus, means Savior, for he will save his people from their sin. And there's not only rejoicing over the animals, but every human being celebrates, especially on Christmas Day, whether they know Jesus is born, but all over the world celebrates. And today we have Al Shaddai sisters who will be coming forward and they will be giving us a song presentation. 2,000 years ago still bring good news to all mankind. God in the form of a human, in the form of a baby. And Christmas is a time to give lots of gifts because Jesus gave himself for mankind. And I would like to call Apostle Christopher onto the stage. I want every little child that is here to come onto the stage because we are going to give out gifts this day. Christmas for them. For every child on the stage, yes, you can give. Yes, put our hands, put our hands. See, let's put our hands together for them once again. Yes, okay. 2,000 years ago. Don't look to your right. Don't look to your left, don't look behind, but I want you to be focused at the front on the stage. அன்புள்ள தியோப்பிலுவே எங்களுக்குள் நடந்த அநேக உண்மையான சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள என்று இதை எழுதுகிறேன் அகஸ்துராயன் ரோமாபுரியில் அதிபதியாகவும் ஏரோது யூதேய தேசத்தின் ராஜாவாகவும் அரசாளும் நாட்களில் தேவன் தமது தூதனாகிய காப்ரியலை நாசரேத்தூரில் வசித்த கன்னிகையிடம் அனுப்பினார் அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக இது எப்படியாகும் நான் ஒரு கன்னிகை பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது மரியாள் யூதேயாவில் பெத்தலகம் ஊருக்கு தான் திருமண ஒப்பந்தம் செய்திருந்த யோசேப்புடன் பெயர் பதிவு செய்யும்படி சென்றாள் பெத்லஹேமில் அவர்களுக்கு தங்க இடமில்லாதிருந்தது ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ ஓர் எளிய மாட்டுத் தொழுவம் அப்பொழுது அந்த தேசத்தின் சில மெய்ப்பர்கள் இரவிலே வயல்வெளியில் ஆடுகளை காத்துக் கொண்டிருந்தார்கள் தேவதூதன் அவர்கள் முன் தோன்றினான் தெய்வீக மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது பயப்படாதிருங்கள் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் மேய்ப்பர்கள் அவ்விடம் விட்டு விரைந்து தொழுவத்தில் பிறந்த பாலனை காண சென்றனர் கன்னித்தாய்க்கு பிறந்த ரட்சகரின் பிறப்பு நற்செய்தியை முதலில் பரப்பினவர்கள் இவர்களே ஏரோத அரசனின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் அதை கேட்டபொழுது ஏரோதும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் மக்களின் வேதப்பாரகர் அனைவரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார் ஏனென்றால் யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏரோது ஞானிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட சரியான வேலையை குறித்து அவர்களிடம் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து சரியாக விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்டபின் நானும் வந்து அதை வணங்கும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினார் அரசன் சொன்னதை அவர்கள் கேட்டு போகும்பொழுது இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்னாக சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த கழிப்படைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு அதை வணங்கி தங்கள் கருவூல பெட்டகத்தை திறந்து தங்கத்தையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போலத்தையும் போலத்தையும் அதற்கு காணிக்கையாக பின்பு அவர்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் நாட்டிற்கு திரும்பி போனார்கள் Merry Christmas! And again, it's a time of rejoicing. I would like to call Al Shaddai sisters who will be singing a song, Christmas, because Jesus came onto this earth. We can rejoice. Christmas, Vandache. Thank Thank you. When Christ is born into your heart, you will begin to experience this peace, this joy, this love that will be abundance. Again, once again, Christmas is a time of giving. El Shaddai believes that when we give, we will experience the joy of God. I call Apostle Christopher on the stage once again. There are few names I'm going to call out. When I call you, please come fast onto the stage because we want to give out in partnership with Cinda $120 Singapore dollars is in an NTC voucher and also a give back which they have joined together with El Shaddai. So that we can best bless families this evening. Uh, can I have Sister Tamil on the stage? Can I have Auntie Rosemary on the stage? Auntie Stella on the stage? Sister Rebecca, Sister Rebecca. Can I have V. Dashini, please, on the stage? Can I have uh, Sister Vanita on the stage? Mani Magali uh, on the stage? And if your name is being called, please come up first. Sister Lata on the stage. Sister Victoria on the stage, Sister Kanes on the stage, and also Sister Sharon on the stage. Let's put our hands together that this year or this Christmas that it will be a joyous one for them. Happy Christmas, blessed Christmas, yes. Just for the photo? Let's put our hands, come on, to cheer them on. May your Christmas be filled with lots of joy, peace, and the love of God. Yes. God bless you. God bless you. Thank you. We have lots of gifts still to give out. So be looking at your lucky draw because the next one, we are going to draw prize number seven, number six, and number five. Hey. Hi, Santa Claus. Welcome to El Shaddai. Give him a hand. You have something to give to Pastor? Oh, yes. Ah! Jesus, you want to say something to the people? Merry Christmas! Ho, ho, ho, ho! பின்னக்காரனர் பிறந்தாரே நித்தியமானவர் பிறந்தாரே அதிசயமானவர் பிறந்தாரே அற்புதமானவர் பிறந்தாரே சமாதானக்காரனர் பிறந்தாரே நித்தியமானவர் பிறந்தாரே அதிசயமானவர் பிறந்தாரே அற்புதமானவர் பிறந்தாரே ஒளியை தந்தாரே இருளை நீக்கினாரே பாவம் போக்கினாரே வாழ்வை ஈந்தாரே ஒளியை தந்தாரே இருளை நீக்கினாரே பாவம் போக்கினாரே வாழ்வை ஈந்தாரே பிறந்தாரே பிறந்தாரே ஏசையா வந்தாரே வந்தாரே ஏசையா பிறந்தாரே பிறந்தாரே ஏசையா வந்தாரே வந்தாரே ஏசையா ராஜாதி ராஜாவாய் பிறந்தாரு பூமியின் ராஜாவாய் வந்தாரு மனிதனை மீட்டிட பிறந்தாரு சாபத்தை போக்கிட வந்தாரு ராஜாதி ராஜாவாய் பிறந்தாரு பூமியின் ராஜாவாய் வந்தாரே மனிதனை மீட்டிட பிறந்தாரே சாபத்தை பொக்கிட வந்தாரே ஒளியை தந்தாரே இருளை நிக்கினாரே பாவம் பொக்கினாரே வாழ்வை தீந்தாரே ஒளியை தந்தாரே இருளை நிக்கினாரே பாவம் பொக்கினாரே வாழ்வை தீந்தாரே பிறந்தாரே பிறந்தாரே ஏசையா வந்தாரே வந்தாரே ஏசையா பிறந்தாரு பிறந்தாரு ஏசையா வந்தாரு வந்தாரு ஏசையா மன்னர்கள் பாடியே துதித்தார்கள் மெய்ப்பர்கள் வாழ்த்தியே வணங்கினார்கள் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவின் பிறப்பை சொல்லிடுவோம் தூதர்கள் பாடியே துதித்தார்கள் மெய்ப்பர்கள் வாழ்த்தியே வணங்கினார்கள் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவின் பிறப்பை சொல்லிடுவோம் ஒளியை தந்தாரே இருளை நீக்கினாரே பாவம் போக்கினாரே வாழ்வை ஈந்தாரே ஒளியை தந்தாரே இருளை நீக்கினாரே பாவம் போக்கினாரே வாழ்வை ஈந்தாரே பிறந்தாரே பிறந்தாரே ஏசையா வந்தாரே வந்தாரே ஏசையா பிறந்தாரே பிறந்தாரே ஏசையா வந்தாரே வந்தாரே ஏசையா திருந்தாரு பிறந்தாரே ஏசையா வந்தாரே வந்தாரு ஏசையா பிறந்தாரே பிறந்தாரே ஏசையா வந்தாரே வந்தாரே ஏசையா பிரைஸ் த லார்ட் ஹalleluya ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் I welcome you in the name of the Lord Jesus Christ and I bless you இந்திய தேசத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன் I'm I've come from India and I welcome you in the name of the Lord Jesus உங்க எல்லாரையும் எனக்கு சந்தோஷமான நன்னாளிலே பார்க்கதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம் It is truly a joy to meet each and every one of you இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் I want to thank Apostle Christopher for giving me this opportunity நம் எல்லாருடைய இதயமும் இன்றைக்கு சந்தோஷமாய் களி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே I believe every one of you are rejoicing at this time. Christmas நற்செய்தியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னால வைக்க நான் விரும்புகிறேன் I'm going to share with you about what Christmas is all about. எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற நேரத்துல நான் ஒரு மணி நேரம் எல்லாம் செய்தி இழுக்க போறதில்ல I will not take much time to share with you. ஏன்னா எல்லாருடைய இருதயத்துல இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் யாருக்குன்னு ஹார்ட் பீட் அடிச்சுக்கிட்டே இருக்கு I believe everybody's heartbeat is going for the second and first prize. எப்படா அதை சொல்லுவாங்க அதுக்குள்ளால மெசேஜை கூப்பிட்டாங்களேன்னு நிறைய பேர் எரிச்சல் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க when are they going to give me that prize இப்ப அதை விட ஒரு பெரிய பிரைஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் but i believe i'm going to give them the biggest prize அவர்தான் இந்த பண்டிகையின் கதாநாயகன் and that is the greatest gift that is lord jesus christ அவரை விசேஷித்த விதமா இன்றைக்கு கொடுக்க நான் உங்கள் முன்னால நிற்கிறேன் i'm going to bring forth before you எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் everyone knows this bible passage லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் 10 11 ஆகிய வசனங்கள் it is found in the book of luke's chapter second chapter எடுத்து வாசிக்கலாமா let us read that verse தேவதூதன் அவர்களை நோக்கி தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தாவீதின் ஊரிலே தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிறந்திருக்கிறார் ஆமென் ஆமென் ஆமென் சிஸ்டர் காணாபடமா தான் சொன்னாங்க சும்மா தான் பைபிளை கையில் வச்சிருந்தாங்க சொல்லுங்க sister I did get that okay ah சரி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே dear children of god இந்த வசனம் எல்லாருக்கும் காணாபாடம் the verse must be memorise memorise ஏன் இங்கிலீஷ் என்னுடைய தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் <laughs> <laughs> சரி கர்த்தர் நல்லவர் God is good. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே Dear children of இந்த God, வசனம் சொல்கிறது the verse says like this ஒரு தேவதூதன் திடீரென்று த- மேய்ப்பர்கள் மத்தியில இறங்கி The வருகிறார் angel suddenly come and uh, attended to the shepherds. வந்து நேர ஒரு வார்த்தை சொல்லுகிறார் And then he said one word பயப்படாதீங்க Be not afraid. இந்த நாளில அதே வார்த்தை இயேசு உங்களை பார்த்து சொல்ல பயப்படாதீங்க Even today, that is the word God brings to you and say, Do not be afraid. உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கும் போது நீங்க எதுக்காக பயப்படணும் When Jesus is born for you, for mankind, why do you need to be afraid? இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் Many are afraid of the future. நிறைய பேருக்கு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியினால ஏதாவது மரணம் வந்துருமோன்னு ஒரு பயம் Many are afraid of the sickness and afraid that they will die. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவோமோன்னு ஒரு பயம். There is a fear that our children might fail in their exams. என்னை இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். But today God is looking at you and he's telling you a good news. பயப்படாதீங்க. Do not be afraid. தைரியமா இருங்க. Be brave and bold. ஆண்டவரை மிஞ்சி ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. Apart from God nothing will take place in your life. ஏன்னா அவர் நமக்கு முன்னே போகிற தேவன். Because God is going before you. அவர் ஃபேஸ் பண்ண பண்ணி அதுக்கு மேல நமக்கு ஒண்ணு வருமானா ஒண்ணும் வராது God will face it and nothing will come our way. அவர் நம்மை காக்கிற நிழல் ஷேடோ என்று வேதம் The சொல்லுகிறார் word of God say He's a shadow over us. நீங்க எங்க போனாலும் அவர் உங்க கூடவே வருகிறார் Wherever you may travel, He goes with you. எனவே எந்த ஒரு காரியத்தை பத்தி பயப்படாதீங்க There is nothing you need to fear இந்த of. பயம் எதுக்கு அடையாளம் What is the fear signifies? அவிசுவாசத்திற்கு அடையாளம் It is shows that you have unbelief. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று வேதம் A சொல்லுகிறார் child of God must have faith in God. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நைட்டு தூங்கும் போது ஏதாவது ஒரு கனவை கண்டு திடீர் திடீர்னு பயந்து எழும்பிடுறாங்க Children, when they are asleep, suddenly, suddenly they wake up with fear. இன்னைக்கு பிறகு அந்த பயத்திற்கு ஆண்டர் இடம் கொடுப்பதே இல்லை But God is not going to give you into that fear. எல்லாம் சொல்ல நான் பயப்பட மாட்டேன் Say, I'm not going to be afraid. எனக்காக இயேசு பிறந்திருக்கிறார் Jesus is born for me. அவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார் God is born in me. இதுக்கு மேல நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது There is no need I need to be afraid. எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களோ What are you thinking and are you afraid this today? அந்த காரியத்துல இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் Today, what you fear, a miracle is going to take place. ஏன்னா அதிசயமானவர் என்கிற பெயரோட பிறந்த இயேசுவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் Because his name is called Miracle Worker. அவர் இன்றைக்கு நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல கண்டிப்பா ஒரு அற்புதம் செய்வார் Surely that which you fear, God is going to make it into a இந்த miracle. பண்டிகை நாளில முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையே எந்த காரியத்தில் பயப்படுறீங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு இரவோடு இரவாக ஒரு அற்புதம் நடக்க போகிறது The word that cometh from God a prophetic word whatever that you are afraid, afraid God is going to turn it into a miracle இரண்டாவது தேவதூதன் சொன்னான் Second thing the, the angel said இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு சொல்றேன் It is good news to all mankind முதலாவது நீ பயந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் First, one thing is that whatever you fear, it's going to turn into miracle. இரண்டாவது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நற்செய்தி நிறைவேற போகிறது In the second thing, God says something good or good news is going to come forth to you. உங்க எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி There's going to come a good news to everyone in this place. ஒரு சிலர் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கொண்டு பிளட்டை கொடுத்துட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு சதை எடுத்து கொடுத்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க some of you would have done your blood test and you're looking forward to a good blood report வா டாக்டர்லாம் பயம் காமிச்சு வச்சுருக்காங்க இது ரிசல்ட் வர்றதை பொறுத்து தான் நீ உயிரோடு இருக்கிறதோ சாவறதோ அதில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் you might have a fear that you might not live you might die but you are waiting upon that அந்த டாக்டர் சொன்ன கா வார்த்தை the doctor might say that ஆனா ஆண்டவர் நற்செய்தி சொல்லுகிறார் but god brings you good news today result நற்செய்தியா தான் இருக்கும் the result will turn into a positive result ஏன்னா அந்த பண்டிகை காலங்களிலே தேவதூதர்கள் அங்கும் இங்கும் அலைந்த நற்செய்தி நற்செய்தியை சொல்லி அலைந்தார்கள் because during this time of celebration the angel is going round with good news உங்களுக்கும் ஒரு நற்செய்தி சொல்வதற்காக தான் என்னை சென்னை பட்டணத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் i am brought here from chennai to speak to you today to tell you i brought some good news for you சிலர் உங்க விசா காரியத்தை குறித்து இல்லனா வர்க்கிங் கார்டு அது என்ன என்ன கார்டுன்னு சொல்லுவாங்க எம்ப்ளாய்மென்ட் பாஸ் ஆ அந்த பாச குறிச்சு எல்லாம் ஒரு நற்செய்தி கிடைக்குமான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க some of you are expecting from the government or your work pass to come to a good news ஆண்டவர் சொல்றாரு ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிற நான் இன்றைக்கு உங்கள் இதயத்திலே பிறந்திருக்கேன் god says that the heart of the king is in the hands of the lord he will turn it for your good எந்தெந்த ராஜாக்களிடத்துல பேசணுமோ அதிகாரிகளிடத்துல பேசணுமோ கர்த்தர் இன்றைக்கு உனக்காக பேசுவார் To whichever authority God needs to speak to for you, He will do that. நிறைய பேருக்கு அந்த காரியத்துல ம- அற்புதம் நடக்க போகிறது Many are going to receive that miracle in your life. ஒருவேளை இந்த தேசத்திலிருந்து பேசாம அமெரிக்கா கனடா இல்லைன்னாச்சுன்னா இங்கிலாந்து போயிடலாம் ஜெர்மனி போயிடலாம்னு ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் You might be thinking to migrate to many other places. அது படிக்கிறதுக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் ஊழியத்துக்காக It இருக்கலாம் might be for work, for ministry, or for studies. அந்த விசா காரியத்துல துர்ச்செய்தி வராது நற்செய்தி நற்செய்தி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் these are which you are waiting or the application will be good news to you ஏன்னா கிறிஸ்மஸ் பண்டிகைனாலே நற்செய்திகளை தொடர்ந்து கேட்கிற ஒரு பண்டிகை Christmas starts with the good news and surely you will receive a good news ஏழை மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி சொன்னான் தேவதூதன் to the shepherd God brought good news to them அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறார் and even today God is here to tell you that good news ஒரு சிலர் வந்து அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இன்டர்வியூ முடிச்சிட்டு கூட நீங்க வெயிட் பண்ணலாம் some of you are waiting for the government jobs ஆண்டவர் அந்த காரியத்துல உனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க போறார் god is going to give you good results in that job உனக்கு கண்டிப்பா அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம் surely it's not too hard for god to bring that to pass in your life இயேசு பிறந்த உடனே ராஜாக்கள் எல்லாம் அவரை தேடி காணிக்கையோட வந்து ஆண்டவருடைய பாதப்படியில் விழுந்தாங்களா when jesus was born the king why wise men came seeking God and gave their gifts ராஜாக்கள் எல்லாம் வந்து பாதப்படியில விழுற ஒருவர் உண்டுன்னா அதுதான் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து the wise men came and they bowed down and only to one that is Jesus the king of kings இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வேலை விஷயத்துல ஆண்டவர் ஒரு நற்செய்தியை கொண்டு வர போகிறார் surely even in the working place where you're looking for a good result God will bring it to pass அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் the second thing God, the third thing God says சில பிள்ளைகளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதியை குறித்து Careté, ஒரு துர்ச்செய்தி வரக்கூடாத நற்செய்தி வேண்டும் என்று எதிர்பார்த்து Some கொண்டிருக்கிறீர்கள் of you in your health issues, God say He's not going to bring bad news but good news unto you. தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு அது நல்ல செய்தியா தான் இருக்கும் And the prophetic word is coming to you. It's going to be good news for your health. சிலர் யோசிக்கிறீங்க Some of you are thinking, வந்து என்ன மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க oh, they saw a man for me, uh, a bridegroom. இல்லைன்னாச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிருக்கலாம் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்திருக்கலாம் Some of you might have, like, you know, marriages being arranged. ஒருவேளை பார்த்துட்டு போன அந்த பையன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையனா இருக்கலாம் Or it might be the guy that you just saw, you might be one that you liked. பார்த்துட்டு போன பொண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கலாம் Or you might be the girl that you just saw, you might like. ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நற்செய்தி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரணும்னு நீங்க யோசித்துட்டு இருக்கலாம் You might be thinking, let there be a good news that will come for me. ஆண்டவர் கண்டிப்பா நற்செய்தி தருவார் Surely God will give good news. ஏன்னா என் வாழ்க்கையில அதை நான் அனுபவிச்சவன் I have experience that in my life எங்க சென்னை பட்டணத்திலிருந்து எங்க ஊருக்கு 800 kilometre from chennai to my my place where i stay is about 100 kilometers 800 kilometers 800 ஆமாம் எண்ணூறு கிலோமீட்டர் தாண்டி போனேன்னா இந்த காலத்தில் மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் டுவெண்ட்டி ஹவர்ஸ் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம் it was about twenty hours journey I had to travel பொண்ணு பார்க்கறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே போவேன் they I travel many miles to just see the girl's face என்ன பார்த்த உடனே அந்த பொண்ணு பிடிக்கலன்னு ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லிரா and they so simply just say they just don't like மொத்தம் 19 பொண்ணு பார்க்க போனேன் I, I went and saw, nineteen nineteen girls நான் பார்க்க போனேன் கல்யாணத்துக்காக I saw one. One one you saw one you select one best one <laughs> Amen. He saw 99 girls and before they were. Nineteen <laughs> nineteen <laughs> nineteen girls 19 girls. Yes. Yes இந்த பத்தொன்பது பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கல all of them didn't like me ஏன்னா நான் கருப்பா இருப்பேன் because i'm very dark ரொம்ப ஒல்லியா இருப்பேன் i very thin இப்ப ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க எல்லாரோட அன்பு தொல்லையில தொப்பன்னு ஒன்னு வந்திருக்கு but because of your love and through the ministry i've now developed a stomach அதுக்கு முன்னாடி வயர்னு ஒண்ணே என் கல்யாண டைம்ல தேடி தான் பார்க்கணும் அவ்வளவு பள்ளம் விழுந்து கிடக்கும் i was very very thin at that time before marriage அதனால யாருக்குமே என்ன பிடிக்கல so no one used to like கடைசி எங்க அம்மாவுக்கு ஒரு நாள் லெட்டர் லெட்டர் எழுதிட்டேன் so one day I wrote to my mother நான் அந்த காலத்துல இப்ப மாதிரி அதாவது இன்ஸ்டன்ட்டா பேசுற மொபைல் எல்லாம் கிடையாது those days there was no mobile I write a letter to my mother இதுக்கு மேல நான் பொண்ணு பார்க்க வர மாட்டேன் I said I will not go when you go and look for a girl போயிட்டு வரும்போதெல்லாம் துர்ச்செய்தியோடயே நான் வரேன் always when i come home only is bad news இதுக்கு மேல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு என் போட்டோ காமிச்சு இவன் இப்படி தான் இருப்பான் சென்னையில் இருக்கிறான் கவர்மெண்ட் வேலை கிடையாது சொந்த வீடு கிடையாது எதுவுமே கிடையாது ஏதோ உனக்கு கஞ்சி ஊற்றுவான் இவ்வளவு மட்டும் நீ சொல்லு I told my mother just show my photo and just tell her this am uh, who I am and if she accept that will be good. இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு ஓகேன்னு சொன்னா மட்டும் லெட்டர் எழுதுங்க இல்லைன்னா நான் பொண்ணு பார்க்க வர மாட்டேன் let that girl say okay write a letter to me otherwise i will not come there ஒரு நாள் எங்க சித்தப்பா ஃபோன் பண்ணாரு then one day my uncle called me ஏய் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் we have seen a very nice girl for you சித்தப்பா ஜோக் அடிக்காதீங்க don't joke with me uncle அப்படி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு அமைவான்ற நம்பிக்கை இனி எனக்கு இல்ல i don't have believe that a nice girl will set for me இல்லடா ஒரு அழகான பொண்ணு no no i've seen a very beautiful ஒரு girl. டீச்சருடைய மக She's a daughter of a teacher. ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறா She has just finished her literature uh, Ang- graduation. ஆ, அவங்க அம்மா கவர்மெண்ட்ல teacher Oh, the mother is a government teacher. அவங்க அப்பா வந்து military man The father is working in the military. நான் மிலிட்ரி மேனுக்கெல்லாம் என்ன பிடிக்காது அங்கிள் அப்படின்னு I told my uncle I don't like military men. நீ வாடா எல்லாத்தையும் பேசிட்டேன்டான்னாரு Don't worry anything, just come. Don't worry, I've said everything for you. இப்பதான் நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும் Now you must listen very carefully. பொண்ணு பார்க்க போய் உட்கார்ந்துட்டேன் I went and saw the girl, I sat there. என்னுடைய மனைவி அப்படியே கிராஸ் பண்ணி வந்து ஒரு டீ கொடுத்தாங்க And my wife came out and she gave me a cup of tea. <laughs> அப்படியே எடுத்து குடிச்சுக்கிட்டே அஹ், மனைவியை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு தான் சிரிச்சேன் அவ்வளவுதான் She gave me a cup of tea and I looked at her and I smiled at her. அந்த அம்மாவும் சிரிச்சிட்டு போயிட்டாங்க and she also smiled and she went இப்போ தான் மெசேஜில் வர்றேன் now i'm telling you the message அந்த ஒரு கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு உள்ள போன அந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை பார்த்து நான் ஒரு ஜெபம் பண்ணணும் பாருங்க when she came and she went i made a small prayer to god ஆண்டவரே பார்த்த இந்த 19 பொண்ணை காட்டில் இந்த 20வது பொண்ணு தான் சூப்பர் சூப்பரா இருக்குது ஆண்டவரே God I've seen 19 but this number 20 is the best that you have shown me அந்த 19 சுமாரா உள்ள 19 என்ன ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த 20வது கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகும் and I thought the 19 rejected me surely this number 20 will reject me too உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் and I beg you oh God எனக்கு என் வரப்போகிற மனைவி இவள்ட எனக்கு இவளிடத்திலிருந்து நற்செய்தி வர வேண்டும் I pray that good news will come out from this number 20. எனக்கு இந்த நற்செய்தியை கேட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நான் சந்தோஷமா இந்த முறை சென்னைக்கு போனோம் I should receive that good news with joy. I should leave back to Chennai. ஆண்டவர் சொன்னாரு I, God said, நீ விரும்பின காரியம் அவராலே என்னாலே ஆயிற்று uh, Whatever you desire, I shall grant it. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன் I'm just praising God. எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்க முடியுமோ கேட்டுட்டே இருக்கிறேன் How much I, I can ask, I just thank God. சித்தப்பா உள்ள போனாரு My uncle went in மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு and he went and asked, Do you like the guy? பிடிச்சிருக்கு பாஸ்டர் அப்படின்ட்டா And she said, I like him. ஏன்னா எங்க சித்தப்பா ஒரு pastor My, my uncle is a pastor. அவர் சொன்னார் நான் பாஸ்டர்னு சொல்லிட்டெல்லாம் நீ பொய் சொல்லக்கூடாது you should not say that i am a pastor and உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருக்கா really truly you like him just not because i'm உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு சிரிப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு amen and I like him so much because he has a very beautiful smile பாருங்க ஆயிரம் நெகட்டிவ் இருந்தாலும் ஆயிரம் thousand negatives are there thousand negative ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் ஓகே ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அவங்ககிட்ட Surely one positive will come forth. எனக்கு ஆயிரம் நெகட்டிவ் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பாசிட்டிவ் கொடுத்தார் நல்ல சிரிச்ச ஒரு முகத்தை கொடுத்திருந்தார் I might have thousand negatives, but God has given me one that is a beautiful smile. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே Dear children of God, உங்ககிட்ட ஆயிரம் நெகட்டிவ் இருக்கலாம் you might have a lot of negatives in you. அந்த ஆயிரம் உங்களை டெய்லி துக்கப்பட வைக்கலாம் It might be it brings sorrow to you. ஆனா உனக்கே தெரியாம உனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஆண்டவர் ஒளிச்சு வச்சிருக்காரு but you don't know there is a hidden one positive in your life அது உன்ன ஒரு நாள் ஹீரோ ஆக்கும் hallelujah and surely God will make you into a hero என்னுடைய மனைவி ரொம்ப பிடிச்ச என்ன கல்யாணம் பண்ணாங்க my wife liked me and she settle with me இப்போ கூட என் கல்யாண போட்டோ எல்லாம் பார்த்தா என் பிள்ளைங்க கேக்க மம்மி எப்படி ஒரு டேஸ்டே இல்லாம இவரை போய் பிடிச்சீங்க அப்படி my children will always ask my mother how did you choose this daddy அதான் நம்ம ஆண்டவருடைய பெரிய கிருபை amen that is the grace of God அப்படிப்பட்ட காரியத்துல ஒரு நற்செய்தி வரணும்னு நம்ம எவ்வளவு துடிப்பேன்னு அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் only those who are expecting that good news know what they are going through அப்படி ஒரு நற்செய்தி உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் and surely god will bring that one good news to you நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் எதிர்பார்த்ததற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் above all that you can pray and ask, imagine God will do it for you. நல்ல ஜெபிக்கிற ஒரு மனைவி God has given me a prayerful நல்ல wife. பாடல்கள் எழுத பாஸ்டர் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் பாஸ்டர்மா சொல்லி தான் தெரியுது காட் பிளஸ் யூனே God has blessed our servant of God with many songs. என்னுடைய மனைவியும் இதே மாதிரி தான் நிறைய பாடல்கள் My எழுதுவாங்க wife also writes a lot of songs. பாடிட்டு இருக்கும் பொழுதே அந்த டியூனோட அவங்க பாடல்களை எழுதுவாங்க She will write the songs with the tune. ஒரு வசனத்தை கொடுத்துட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளால பாத்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு கிளியரா பாட்டு எழுதிருவாங்க Correctly with the Bible verse, she will write a beautiful song. எனக்கு அருமையான மூன்று பிள்ளைகள் I have three children. மூத்த மகனை கல்யாணம் ஆயிடுச்சு The elder one is married மருமக ஒரு doctor Uh, my daughter-in-law is a doctor. ஒரு அழகான பேத்தி கிடைச்சிருக்கா She has given us a grandchild. ரெண்டாவது மக இப்போ ஒரு திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா The second child is waiting for her marriage. கடைசி பையன் ஒருத்தன் இப்பதான் காலேஜ் படிக்கிறான் And the last one is studying in the college. ஒரு அருமையான சந்தோஷமான குடும்பம் And God has given me a joyful family. இன்னைக்கு டெய்லி நற்செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார் Every time God gives me good news. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தொடர்ந்து நற்செய்தியை And கொடுப்பார் I believe that God will give you also good news in your life. உங்க லைஃப்ல குடும்ப வாழ்க்கையில எதெல்லாம் இல்லைன்னு கேக்குறீங்களோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார் Whatever that you are lacking in your family life, today God is going to do it for you. மூன்றாவதாக கடைசியாக ஆண்டவர் The சொல்லுகிறார் third thing that God speaks through His word, உங்களுக்காக கிறிஸ்து என்னும் ரட்சகர் இன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தவர் உங்கள் இருதயத்திலே பிறக்கிறாராம் You know, uh, the question that God asked you, he was born 2000 years ago in the city of David. Is he born in your life today? ரெண்டாயிரத்தி இருபது வருஷங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே பெத்லெகேமிலே பிறந்த ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலே பிறக்க ஆசைப்படுகிறார் he desire to be born in your heart today அதுக்கு நீங்க பொன்னோ பொருளோ ஒண்ணும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை you don't have to give anything to receive that உங்க இருதயத்தை மட்டும் திறந்து கொடுத்தா all you need to do is open up your heart to him ஆண்டவரே என்னுடைய இந்த சின்ன இருதயத்தை பெரிய ஆண்டவருக்கு திறந்து தரேன்னு சொல்லுங்க you all you need to say this small heart i surrender to you big god இந்த சின்ன இதயத்துல பெரிய ஆண்டவர் பிறந்தா பெரிய பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது christ is born in your heart you will begin to experience many miracles என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே the children of god அவர் உங்க இதயத்துல பிறக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் அவசியம் there is only one that is required for christ to be born in you ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனமாற்றம் what god wants is a change in your life. நேற்றைக்கு வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் Doesn't matter what you are before. இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் As you have joined us for this Christmas celebration, இயேசு உங்க இருதயத்துல நீங்க சுமந்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார் when you surrender your heart to God, God has great things in store for you. இந்த மாலை வேளையிலே இந்த வாய்ப்பை தயவு செய்து நழுவ விட்டுறாதீங்க Please don't lose this opportunity that you are receiving today. ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்தா அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் When Christ comes into you, the old is gone and you become a new being. பழைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின All the old and the past shall go away. எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக And He will விரும்புகிறார். turn it into everything brand new. உங்களுடைய சிந்தனையில சில பாவங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் There might be some sins that you are experiencing. பேச்சில சர்வசாதாரணமா பாவம் வந்து கொண்டிருக்கலாம் Even in our talks, sometimes sin is present. உங்களுடைய செயல்பாடுகளிலே அநேக ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் இருக்கலாம் Even in your actions, there are works that works against God. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நீங்க போகும்பொழுது But as you leave this place, அந்த பழைய பாவ வாழ்க்கையை அப்படியே தூக்கி இங்க போட்டுட்டு as you leave your old life and throw it here, the இயேசுவை உங்கள் sins, இருதயத்திலே சுமந்து கொண்டு போங்க as you carry Christ in your life, as you walk out from here, உங்க வாழ்க்கையில இழந்து போனது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் whatever that you have lost in your life, you will receive it back. வேதம் சொல்லுகிறது The word of God says இழந்து போனதை தேடவும் ரட்சித்து மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே நான் பிறந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் Christ has come to seek that was which is lost. இழந்து போன ஜெபாவியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் God wish to revive you in your prayer life. இழந்து போன தேவனோடு உள்ள உறவை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் God wants to restore that fellowship with him. எல்லா பேக்ஸ்லைடிங்ல இருந்து இயேசு என்கிற ரதத்திலே வந்து இணைந்து every backsliding, God wants to draw you back to Him. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் May the Lord do great things. எல்லாருக்கும் பாஸ்டர் gift கொடுத்துட்டே இருக்காரு God has been, uh, Pastor has been giving a lot of gifts out of this place. அவர் கொடுக்கிற giftல பெரிய gift என்னன்னா You know what is the greatest gift that you one can receive? ஒருவேளை நம்பர் ஒன்ல கோல்டு இந்த வாட்டியும் இருக்குன்னு நினைக்கிறேன் Yes, yes. கரெக்டா Yes. Number one is a gold prize. ஆமா கோல்டு பிரைஸ் ரெடியா இருக்குது The gold prize is ready. ஒருவேளை அது ஒருத்தருக்கு தான் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு maybe only one person might get it ஆனா அந்த தங்கமான இயேசு இந்த கோல்டை விட பெரிய வேல்யூ உள்ளவர் but god Jesus is the greatest gift that you can receive today அவரை எல்லாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் gift ஆ பரலோக பிதா உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார் he came down god sent his son so that everyone may receive அந்த gift மட்டும் உங்க வாழ்க்கையில கிடைச்சிருச்சுனா இந்த உலகத்துல உனக்கு எதெல்லாம் சாதிக்க முடியல எல்லாத்தையும் சாதிச்சு he is the greatest gift that one can receive in their life என்னை என்ன குறிச்சு வச்சுங்க ரைட் டவுன் டுடேஸ் டே இந்த பண்டிகை காலத்திற்கு பிறகு as after this celebration இயேசு உங்க வாழ்க்கையில நீங்க சுமந்துட்டு போகும்போது as you carry Christ in your life as you go out from this place எல்லா தடைகள் விலகும் every hindrances will be broken புதிய வருஷம் அப்படியே கியூல வர்ற மாதிரி ஒவ்வொரு நாளா அப்படியே க்ளோஸில் வந்து கொண்டே இருக்கிறது As every day, as the year comes to a closing end, புதிய வருஷம் எப்படி இருக்குமோன்னு நிறைய பேர் யோசித்துட்டு many இருக்கிறீங்க are wondering what the new year brings forth. நமக்காக பிறந்த இயேசுவை சுமந்துட்டு போங்க As you carry Christ and stepped into the new year, புதிய வருஷத்துல அவர் உங்களை தோள் மேல சுமந்து கொண்டு the உள்ளே Lord போவார். will carry you on His shoulder and lead you in 2023. வரப்போகிற வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் Surely 2023 will be a great blessing to you in your மகிமையான life. காரியங்களை பார்க்க போகிறீர்கள் you are going to see miraculous things happening உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னீங்க ஆனா நல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணீங்க sister amen God bless you god bless you god bless you இவங்க மேல வந்த உடனே எனக்கு கொஞ்சம் ஆட்டம் கொடுத்துருச்சு ஏன்னா அவங்க தமிழ் ப்ரொனவுன்ஸ் பண்ணதே கிறிஸ்து பிறந்தாரே பிறந்தாரேன்னாங்க இவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களோன்னு நினச்சேன் சூப்பராக பண்ணீங்க சிஸ்டர் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் சரி இந்த பாடலை கேளுங்க சமாதானக்காரனர் பிறந்தாரே நித்தியமானவர் பிறந்தாரே அதிசயமானவர் பிறந்தாரே அற்புதமானவர் பிறந்தாரே ஒளியை தந்தாரு இருளை நீக்கினாரு பாவம் போக்கினாரு வாழ்வை ஈந்தாரு ஒளியை தந்தாரு இருளை நீக்கினாரு பாவம் போக்கினாரு வாழ்வை Come